இருபத்தஞ்சு வயசுக்கு நல்ல சம்பளத்தை செட்டில் ஆன மாதிரி யோசிங்க செட்டில் என்ன பண்ண போகிறீங்க செட்டில் ஆனால் அதிகபட்சம் ஒரு ஒரு ஆறு மாதம் நீங்கள் நினச்சிடலாம் அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக இருக்கணும்ல வாழ்க்கை கற்றுக்கிறதுலையும் கற்றுக்கிட்டு போகிறது தான் வாழ்க்கை இருக்குது வாழ்க்கை நின்று ரசிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ மோஷன் தான் போகும் நின்று நிதானமாக வாழுங்க நம்ம அனுபவத்தை நம்ம தான் சேகரிங்க தயங்காமல் அனுபவத்தை சேகரிங்க பயப்படாதீங்க வாழ்க்கையை பார்த்து வேகமாக போய் ஒன்றும் ஆக போகுது